பேனா பெட்டி ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு பேனாவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி செய்கிறதுக்கு பிடிக்குமா இன்னைக்கு நம்ம ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு ஒரு பேனா பெட்டி செய்யலாமா தேவையான பொருள் ஏ ஃபோர் சைஸ் வண்ண காகிதம் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரை இது போல் நான்கு பகுதிகளாக மடக்கணும் அதாவது இது பார்க்கறதுக்கு டபுள்யூ வடிவில் இருக்கணும் அடுத்து பேப்பரின் நீளமான ஒரு பக்கத்தில் இது மாதிரி சிறிய முக்கோண வடிவில் இரு முனைகளையும் மடக்கிக்கணும் அப்புறம் பேப்பரை திருப்பி பின்புறத்தில் அகல பக்கத்தில் இந்த மாதிரி மடக்கிக்கணும் இதே போல மற்றொரு பக்கத்துலையும் மடக்குனா இப்போ இது பார்க்கறதுக்கு கதவு போலவே இருக்கும் அப்புறம் இது போல பெரிய முக்கோண வடிவத்துல மடக்கி அந்த மடிப்போட அச்சு உருவாக்கிக்கணும் இதே போல மற்றொரு பக்கத்தையும் மடக்கி அந்த மடிப்போட அச்சையும் உருவாக்கிக்கணும் இப்படி மடக்கி முக்கோணத்தின் நடுப்பகுதி மடிப்பு கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் பேப்பரை பாதியாக மடித்து அதோட முனைப்பகுதியில இது போல மடக்கிக்கணும் அப்புறம் இந்த கால் பகுதியை அப்படியே பின்புறமாக திருப்பி பாக்கெட் போல் இருக்கிற இடத்துல இந்த பகுதியில் செருகிடணும் இதே போல் மற்றொரு பக்கத்துலையும் மடக்கி சொருகிடணும் இப்போ பாருங்க அழகான பென்சில் பாக்ஸ் தயார் நாம் இதுக்கு எந்த ஒரு பசையையும் பயன்படுத்தவே இல்லை இதில் நாம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பேனா பென்சில்கள் எல்லாம் போட்டு பயன்படுத்தலாம் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்றது மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம்மளுடைய படைப்பாற்றல் திறனை நாமளே வளர்த்துக்கலாம்